முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு எங்கூரு குத்தாளமே துருக்கு பையமா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தல கொட்டியம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி சங்கதிய கூறாண்டி கண்ணாடிய காணாண்டி இந்த அண்ணா கிளி அண்ணா கிளி அடியால மரக்கிழ ஒன்ன கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி